உங்க கதை அவ்வளவுதான் தக்கடி அடுத்த நீ என்ன பண்ண சார் நேத்து பண்ண போ இன்னைக்கு என்ன தான் கல்யாணம் முடிஞ்சு அல்லது இப்பதான் நாங்க லவ் பண்ணுவோம் அப்படி ஒரு லீடர் என்ன பண்ணோம் ஒவ்வொருத்தரோட சொல்லி காமராஜர் இப்ப காமராஜர் கூப்பிடும் போது ஜீவா சொல்றாரு நீங்க போகும்போது அரை மணி நேரம் கழிச்சு வரேன் அப்படிங்கிறாரு ஏன் என்ன என்ன பண்ண சொல்லி தரேன் அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஆளு நீங்க பெரிய லெவல்ல சாதிக்க முடியாது சும்மா சொல்லக்கூடாது உங்க லீடரோட லெவல் பெரிய லெவல்ல இல்ல அவர் சும்மா அப்படி அப்படி அப்படி நான் பொலிஷன் பாட்டில் இருக்கான்னு உங்க கதை அவ்வளவுதான் டக்குனு ஜம்பா வேற எங்கேயாவது படிக்க முடியுமா ஏதாவது நாட்டு டெவலப் பண்ணுமா அதுல போகணும் ஏன்னா ஒரு டீம் ஆறுது அது வச்சா இருக்கு அப்புறம் வந்து நீங்க இன்ஸ்பயர் ஆகுது லீடர்னா என்ன ஒரு லீடர் பார்த்து உங்களுக்கு பிடிக்கல ஆமா இவர் தான் நீங்க அப்ளை <laughs> இவங்க முடிஞ்சு சரி கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் லீடர் ஆகிறது வந்துட்டு ஒரு தடவை நீங்க லீடர் ஆக முடியாது இந்த டாபிக் புக்ல கிடையாதுல இது வேற டாபிக் வேற லெவல் இது புக் வேற அப்பப்போ புது புது ஐட்டம் எடுத்து விட்டு லீடர் வந்து ஒரு தடவை கண்டினியூஸா ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கணும் இன்னைக்கு நீங்க ஒரு டீமை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா ஓகேவா எங்க டீம்ல ஒரு விஷயம் இன்னைக்கு அது சாதிச்சு இதை செஞ்ச வெரி குட் நீங்க என்ன பண்ண சார் நேரத்துக்கு பண்ண நேரத்துக்கு நீங்க என்ன பண்ண தினமும் சாதிச்சுட்டே இருக்கும் லவ் பண்ணும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க கல்யாணம் பண்ண அடி தூக்கி கொடுத்தாங்க ஏன்னா நம்ம கண்டினியூஸா இன்ஸ்பெக்ட் பண்றது கிடையாது அது எங்க போது இதெல்லாம் கிடைக்கல அவரு அது எங்க வேலைக்கு வந்து வரும் கூட திருடாங்க தூங்கிட்டே இருக்காரு இன்னைக்கு தினமும் இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு அல்லது இப்பதான் நாங்க லவ் பண்ணுவோம் அப்படி ஒரு இன்ஸ்பைர்ல வந்தா அது கதை ஓடும் நான் சொல்றது வேற லவ் மேரேஜோ கல்யாணத்தை சொல்லல வீட்டுல இருக்க ஒவ்வொரு ஃப்ரெண்டு தங்கச்சி நம்ம டீம் தினமும் இன்ஸ்பயர் பண்ணணும் லீடர்ஷிப் வந்து என்னது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும் கால ஆட்டிட்டே இருக்கும் இல்லைன்னா செத்து போட்டு உள்ளதையும் போட்டு மண்டை போட்டு முடிவாங்க அவங்க அவங்க அவங்க முதல்ல ரொம்ப முதல்ல பண்ணாரு அதே குத்தி கேட்டு அதை தோழி பிடிச்சி போய்ப்போம் எப்படி வேலை பார்க்குற வேலை பார்க்குற ஒரு ட்ரைனிங் பேர் ஒருத்தர் வந்து நைன்டீன் ஃபோர்ட்டி செவன்ல அவரு படம் நடிச்சிருக்கான் அதை இன்னைக்கு வச்சு அந்த கிளிக் ஓட்டிட்டு இருக்கான் பிசினஸ் பண்ணி கொடுத்தா துட்டு கொடு வேண்டாம் நெக்ஸ்ட் எந்த லீடர்ட்ட கிளியரா விஷன் இல்லையோ எங்க போறோம் எங்க வரோம்னு தெரியாம அப்படி உட்கார்ந்துருந்தா அவன் லீடரே கிடையாது அப்படியே ஒரு கூட்டம் அலையும் எங்க கூட்டு போறோம் எங்க போறோம் அவன் லீடர் ஆக முடியாது என்ன நல்ல இல்ல தான் புரியுதா மகளே நம்ம லீடர் வந்து நம்மளோட பெரிய விஷயம் நம்ம எங்க போறோம் என்ன பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு எங்க நீங்க நம்மளோட பாசிட்டிவ் ஆயிரம் பேர் வேண்டாமா ஆயிரம் ஏதோ பத்தி இரநூறு போதும் விஷன் கிளாரிட்டி அந்த மாதிரி லீடர் கண்டிப்பா வேணும் லீடர் வந்து என்ன பண்ணும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணணும் அவங்களுக்கு என்ன கொடுக்க போறோம் இவங்களுக்கு என்ன கொடுக்க போறோம் இதெல்லாம் கொடுக்கணும் ஒவ்வொருத்தரோட ட்ரீம் என்ன கோல் என்ன தெரிஞ்சிருக்கணும் லீடருக்கு வாழ்க்கை ஃபுல்லா அசிஸ்ட் பண்ணணும் நிறைய லீடர் இன்னைக்கு ரெண்டு நாள் சப்போர்ட் பண்ணுவான் அப்புறம் காணாம போயிடுவான் உனக்கு நான் வரேன் எந்த அப்பாயின்மெண்ட் சொல்லி உனக்கு நான் வந்து பாக்குறேன் கிளாஸ்மேட்ஸ் என்ன பண்ண சொல்லி தரேன் அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஆளே கிடையாது சார் உன டாக்டர் பிஸியா இருக்கேன் நீ உன்னை நீ பணத்துக்காக அப்புறம் பண்ண குறிப்பிடுமா கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணணும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அவங்க கோல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் லாங் டர்ம் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணணும் அப்புறம் யாராவது பண்ணனா என்ன கொடுக்கணும் கிரெடிட் யார் கொடுக்கணும் கிரெடிட் நீங்க பண்ணீங்க நீங்க பண்ணீங்க நீங்க பண்ணீங்க சொல்லுங்க சார் உங்க டீம்ல இருக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஒண்ணு வைக்கல டீம்ல இருந்தா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கீங்க அதனால இருக்கீங்க கரெக்டா சோ அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் சோ அந்த கிரெடிட் வந்து அவதான் அப்புறம் கேட்டா சார் நீங்க ரொம்ப லக்கி சார் கூட எப்பவும் இருக்கீங்க போனா அது ரத்த கண்ணீர் வடிது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் வாங்கி கிட்ட போதா தெரியும் எதையாவது கொட்டல படி எடுத்துருப்பாங்க போட்டு விட்டு விளாசிருக்கு அப்புறம் நல்லா இருக்கு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்க வேற சொல்லுங்க சார் மாறிடுவாங்க நான் மட்டும் இல்ல நான் சொல்றேன் நீங்க சேர்த்தீங்க இல்லையா அந்த கடி நம்ம போகணும் போனோம் அது மாதிரி லீடர் எப்ப பேசுவாங்க லீடர் அறவேக்காடா இருக்க மாட்டாங்க முந்திரி கொட்ட மாதிரி முத்த மாட்டாங்க அமைதியா உட்காந்து கட்டிட்டு இருப்பாங்க கடைசியில பேசுவாங்க ஹலோ இருக்கீங்களா எந்த கூட்டம் எங்கனாலும் சரி லீடர் ஃபுல்லா கேட்கணும் யாருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை எங்க வரீங்க என்ன பண்றீங்க எல்லாம் கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு அப்புறம் சொல்யூஷன் நிறைய பேர் முதல்ல பேசுவாங்க சொல்லி பிடிச்சி எவன் எங்க என்ன பேச வந்திருக்கா என்ன பிரச்சனை ஒண்ணு தெரியாம பேசணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெஸ்பெக்ட் அப்படின்னா எல்லாரும் லீடருக்கு லீடர் என்ன பண்ண தெரியுமா அடுத்த லீடர் மதிக்க மாட்டாங்க ஹலோ இருக்கீங்களா கண்டிப்பா அடுத்த லீடர் மதிக்க அவன் அவன் அவன் குப்ப மாதிரி எந்த பேசிருப்பான் லூசி போய் அவன் யார் லீடர் கண்டிப்பா ஒரு பெரிய லீடர் அடுத்த லீடர் அப்படி பேச மாட்டாங்க எதிரியா இருந்தாலும் பாராட்டணும் எனக்கு ஒரு மேட்டர் ஞாபகம் நான் முதலே கேட்டிருக்கேன் கார்பரேட் அவர் பேசி ஷேர் பண்ணிருக்காங்க ஜீவா வந்து அவர் ரெண்டு வேற வேற பாடு இல்லையா கம்யூனிஸ்ட் வந்து காங்கிரஸ் இல்லையா ஒரு கம்யூனிஸ்ட் மிகப்பெரிய ஒரு தலைவர் இலக்கியத்தில் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவர் ரொம்ப எளிமையானவர் நேர்மையானவர் பன்முகத்தன்மை கொண்டவர் காமராஜர் அதுக்கும் மேல ஒரு படி ரெண்டு பேரும் ரொம்ப நிறைய நண்பர் அவர் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டு பேரும் நைன்டீன் ஃபிஃப்டி டூலேருந்து அரசியல் வந்து பெரிய ஆதிக்க செலுத்திய ஒரு கட்சியில் இருக்க வந்தவங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து தாம்பரத்துல ஒரு ஸ்கூல் திறப்பு வந்து காமராஜர் போறாரு அப்போ அந்த ஸ்கூல் திறப்பு விழாவில் வந்து ஜீவா கலந்துக்கணும்னு சொல்லி காமராஜர் திரும்பி அவர் வீட்டுக்கு போறாரு போகும்போது ஜீவா வந்து வா போலன்னு சொல்லி காமராஜர் கூப்பிடுறாரு இப்போ காமராஜர் கூப்பிடும் போது ஜீவா சொல்கிறாரு நீங்கள் போகும்போது அரை மணி நேரம் கழிச்சு வரேன் அப்படிங்கிறாரு ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு இல்லை ஒரு வேஷ்டி ஒன்று தான் இருக்குது மறுபடியும் கட்டிட்டு வரணும் அது ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு அப்போ காமராஜர் கண் கலங்கிட்டு சொல்கிறாரு நீங்கள் நான் அந்த ஸ்கூல் திறக்க மாட்டேன் அதனால் நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க சொல்லி போகிறார் முன்னாடி வர்றாரு ஜீவா திறக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமராஜர் என்னுடைய சக நண்பர் இப்படி ஒரு வறுமையில் வாழ்றது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் அவருக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு தாம்பரத்தில் அவருடைய வீட்டுக்கு இடம் கொடுத்தோம் காமராஜர் அது மாதிரி அவங்களுடைய நட்பு வேறு வேறு ஒரு காமராஜ் சுரேஷ் சொல்ற மாதிரி வேறு வேறு கட்சிகள் இருந்தால் கூட உறவுகள் வந்து பலமாக இருக்கணும் அது மாதிரி லீடர்ஸ் அப்படி இருக்கிறதுக்காக ஒரு கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட் ஓகே நம்ம தப்பா பேசுறதோ இந்த மாதிரி பண்றதோ பண்ணக்கூடாது எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவர் லீடர் தான் எஸ் புரியுது அவர் லீடர் குவாலிட்டி நான் சில விஷயத்துல அங்க நின்று பேசிட்டு இருக்க காரணம் அந்த விஷயம் நிறைய மிஸ் ஆகும் நிறைய பேர் பண்ண மாட்டோம் அவங்க என்ன நான் ஒரு இப்படி பேசுறேன் இல்ல அவங்க ஒரு ஒருத்தருக்கு இவ்வளவு ஃபாலோவர் இருக்காங்க இவ்வளவு பேசுறாங்க கண்டிப்பா ஒரு ஸ்டஃப் இருக்கு இல்லையா வரட்டும் சுரேஜலம் ட்ரைனிங் அதுல பகுதி அதுல நம்ம ஊருக்குலாம் உதவுது அது இது நம்ம ஊர்லாம் சொல்லி விடாது ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அவங்க எனக்கு கேட்பாங்க எப்படி பண்ண இங்க அவர் ப்ளூஸ் மேட்ச் சொல்லி விட்டாரு இல்ல கேளுங்க இதான் சொல்லி விட்டாரு அவர் எவ்வளவு ஜெயிச்சிருக்காரு வச்சிருக்காரு ஷேர் பண்ணுங்க கேளுங்க ஹாய் மக்களே நெக்ஸ்ட் போலாம் லீடருக்கு எப்போ ஒரு கட்ஸ் உண்டு ஒரு கட்ஸ் உண்டு ஒரு தைரியம் உண்டு தென்னாவுட்டு உண்டு லீடருக்கு என்னாச்சு மக்களே அவ்வளவுதான் தூக்கி போடுங்க அப்புறம் நெக்ஸ்ட் ரைட் நெக்ஸ்ட் போகுது எவ்வளவு லாஸ்ட் எடுத்து குப்பல போட்டு நெக்ஸ்ட் இந்த கட்ஸ் இல்லாம இல்லையான கட்ஸாவும் இருக்கும் ஏன்னா லீடர் நிறைய முடிவு எடுக்கணும் என்ன நடக்கும் போது தெரியாது அந்த முடிவு எடுக்கணும் கரெக்டா இல்லையா சோ அந்த கட்ஸ் வரவழைக்கிறது லீடரா இருக்கணும் ஏன்னா ஒரு தெரியாத விஷயத்த பண்ண போறாங்க சில விஷயங்கள் வந்து நாற்பது பர்சன்ட் தெரியும் இது நம்ம செய்யலாமா வேண்டாம் செய்யணும் அந்த விஷயம் பண்ணலாம் ஓகே சோ லீடர் வந்து என்ன இருக்கணும் கட்ஸ் கட்ஸ் என்ன மட்டும் நெக்ஸ்ட் போக முடியும் லீடர்ஸ் கனெக்ட் நம்ம பேசணும் முதல்ல இருதயத்தோட இருதயமா கனெக்ட் ஆகும் லீடர் வந்து கனெக்ட் ஆக பேச மாட்டாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேற என்ன பண்றீங்க உங்க பிசினஸ் ஓடிட்டு இருக்கு என்ன கதை எல்லாம் பேசிட்டு தான் நம்ம பிசினஸ் வருவாங்க போன உடனே பிசினஸ் பத்தி பேசக்கூடாது எப்படி இருக்கீங்க குழந்தைங்க எத்தனை அப்படியா என்ன பண்ணிட்டு இருக்கா ஓகே வேற என்ன வீட்டமா உங்க வீட்டம்மால நீங்க இவ்வளவு வந்திருக்கீங்க சொல்லுங்க ஹலோ இருக்கீங்களா இந்த விஷயங்கள்லாம் பேசி அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் ஆகி ஒரு ஒரு அதுக்கப்புறம் பிசினஸ் கதையை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு லீடர் அவங்க வந்துட்டு முதல்ல ஹார்ட் டச் பண்ணுவாங்க ஹலோ இருக்கீங்களா முதல்ல ஹார்ட் டச் பண்ணுவாங்க அப்புறம் அந்த லீடர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் எமோஷனலா கனெக்ட் ஆவாங்க புரியுதா இப்போ அவர் வந்து காமராஜர் அவங்க அந்த எமோஷனல் ஆயிட்டாங்க இல்லையா அவங்க கனெக்ட் ஆகி ஒரு ஒரு அந்த கனெக்ஷன்ஸ் உண்டு பண்ணுவா லீடர்ஸ்ல so just make sure you connect with one inner circle நம்ம பேசணும் நம்மளுக்குள்ள ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நம்ம இல்லாம எல்லா கதையும் பண்ணது ஒரு கூட்டம் இருக்கணும் தனியா என்னைக்குமே ஜெயிக்க முடியாது நம்பணும் பிரச்சனை வரும் ஏமாத்துவா நடக்கும் நாசமா போவோம் கவலைப்படக்கூடாது திரும்ப நாலு பேரை நம்பணும் நம்மளுக்கு அல்லது இருக்கீங்களா சோ நம்மளுக்கு சரியான நல்லது கிடைப்பாங்க நம்மகிட்ட மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ணி ஒன் இயர்க்கு மேல ஆயிருச்சு இருந்தாலும் நான் ஏன் இந்த செமினார் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் வரக்கூடிய சேலஞ்சஸ் பிரச்சனைகள் நெகட்டிவிட்டி சில நேரங்களில் அவங்களுக்கே தோணும் ஏன்டா இந்த இண்டஸ்ட்ரியில் சேர்ந்தோம் சேராமல் இருந்துக்கலாம் அப்படின்னு தோணும் நானே அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் சேர்ந்த புதுசில் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நமக்கு கீழே வந்து நாளைக்கு நம்ம கூட சேர்ந்து நம்ம டீமில் ட்ராவல் பண்ண போகிற அந்த டவுன்லைன்ஸுக்கு நம்ம தெளிவாக இதை படித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ண இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் இண்டஸ்ட்ரியை பற்றி தப்பாக எதுவும் நினச்சிக்காம ரெண்டாவதுல சேர்ந்தோம்லாம் நினைக்காம ட்ராவல் பண்ணுவாங்க இந்த இண்டஸ்ட்ரியில் சரியான வழியில் போவாங்க ஃபர்ஸ்ட் இயர் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கீங்க அதுலேயே வந்து அந்த ஒரு வருஷம் அந்த ஒன் இயர்ல வந்து எதுவுமே தெரியல தான் மெயின் ரீசன் எனக்கு இப்போ அதை நம்ம வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் கத்துக்கிட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இன்னும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்து நம்ம இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒன் இயர் ஆயிடுச்சுனாலே நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இன்னும் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க எல்லாரும் இப்போ எங்கிட்ட கேட்குற கேள்வி அதுதான் அப்போ அதெல்லாம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு வரது கண்டிப்பாக நம்ம அந்த செமினார் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம அட்டன் பண்ணுற லெசன் எல்லாம் வந்துட்டு அந்த ஒன் ஹவர்ல நிறைய விஷயங்கள் சார் நம்ம கத்துக்குவோம் பிசினஸ்ல வந்து என்ன ஒன் இயர் ஆகுது ஸ்கில் இருந்தா தான் ஜெயிக்க முடியுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் சாருடைய திருச்சி செமினார் அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ ஜூம்ல வந்து இன்விடேஷன் செமினார் அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு இதில் நிறைய ஸ்கில் இருக்குது அப்படி ஸ்கில்லாக நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் கற்றுக்கிட்டா தான் நம்ம கற்றுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம டீம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது சாருடைய இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பற்றி சாரு அவ்வளோ ஒரு விஷயங்களை சார் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய இதையும் நான் கற்றுக்கலாம் ஜாயின் பண்ணி இப்போ ஒன் மேலே ஆயிடுச்சு அதனால் என்ன கேட்டிங்கன்னா நம்ம இன்னும் கீழே நம்மளால் இன்னும் டவுன்லைன் நம்மளால் என்ட்ரி அந்தளவுக்கு வர மாட்டேங்குது அதை பற்றின ஒரு விஷயம் வேணும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறதுல எதுவும் நம்ம மிஸ்டேக் எதுவும் பண்ணுறோம்ல அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நமக்கு தெரியணும் போய் ஒருத்தவங்கள்ட்ட போய் பிளான் நேரடியாக பேச முடியாது ஏன்னா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி தான் இருக்குது என்ன கேட்டிங்கனாக்கா ப்ராடக்ட்டை பற்றி தான் போய் ஃபஸ்ட் நம்மளால் பேச முடியுது அது எப்படி பிளான் யார் யார்கிட்ட எப்படி நம்ம போய் அப்ரோச் பண்ணுறது அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் யார் யார்கிட்ட அப்ரோச் பண்ணணும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த அதை பற்றின ஒரு புரிதலும் வேணும் என்ன பண்ணுறதுக்கு காரணம் வந்து இது வந்து இந்த சார் சொன்ன மாதிரி நீங்கள் இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆனால் கிடைக்க போகிறது நிறைய விஷயம் இருக்குது எம்எம்ஜியில் எது நடந்தாலும் எனக்காக ஒத்து போகிறதா இருக்கும் தேதி செமினாருக்கு புக் பண்ணது வந்து குருஜியோ எதனா அது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தேவை தான் இருக்கும் அதனால் இதுலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் நெட்ஒர்க் பிஸ்னஸை வந்து இன்னும் மேல்மையாக கொண்டு போகிறதுக்கு அது பிஸ்னஸ்க்கு சார்ந்ததாக இருக்கலாம் குடும்பத்துக்கு சார்ந்ததாக இருக்கலாம் இல்லை இண்டிவிஜுவலாக இருக்கலாம் எது இருக்கலாம் ஆனால் மொத்தத்தில் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் சாரை சாரை இது வேறு நேரில் பார்த்ததில்ல யூடியூப்லேயே பார்த்துருக்கேன் முதல்ல சாரை நேரம் பார்க்கணும் இன்னொன்று சார் செமினாருக்கு தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண போகிறேன் நேரம் பா பார்த்தீங்கன்னா அந்த செமினார் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி